மங்காத தமிழ் என்று சங்கம் முழங்க உலகத்தினுடைய மூத்த மொழியாக விளங்கி கொண்டிருக்கும் நம் தாய்மொழியான தமிழை இந்த நேரத்திலே வணங்குகின்றேன் என்னுடைய பெயர் நர்மதா தலைப்பு இன்று இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா அல்லது லட்சியங்களை நோக்கியா இளைஞர்கள் என்று சொன்னவுடன் மனதில் ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் துடிதுடிப்பு அதுதான் நம் இளைஞர்கள் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லவும் அதே வளர்ச்சியை அழிவு பாதையில் கொண்டு செல்லவும் எங்களை மாதிரியான இளைஞர்களால் மட்டும்தான் முடியும் நாளைய இந்தியா இன்று இளைஞர்களின் கையில் என்ற வாசகத்திற்கேற்ப ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கும் சமூகத்தில் ஏற்படும் அவலங்களையும் பிரச்சனைகளையும் தட்டி கேட்கின்றது இன்று இளைஞர்கள் தான் தடைகள் வெற்றியின் புதையல் தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்ற வாசகத்திற்கேற்ப தடைகளையும் தடங்களையும் படிகட்டுகளாகி சாதனையாக்கும் வல்லமை பெற்றவர்கள் இன்றைய இளைஞர்கள் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் வளர்ச்சி தூதுவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் பாரத தேசத்தை மாற்றி காட்டுகின்றேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மாற்றத்திற்கான விதைதான் இளைஞர்கள் உதாரணத்திற்கு சென்னையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் தன்னுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக குரல் கொடுத்தார்களே தவிர போராட்டத்தில் கலந்து கொண்டால் பல லட்சங்கள் கிடைக்கும் என்று குரல் எழுப்பவில்லை தேவையில்லை அந்த போராட்டம் லட்சியங்களை நோக்கியா கண்டிப்பாக இன்றைய இளைஞர்கள் லட்சங்களை பெரிதாக மதித்திருந்தால் அன்று சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டமே நடந்திருக்காது என்பதுதான் உண்மை போல் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற சேலத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு வறுமையான குடும்பத்தில் பிறந்தவராயினும் தன்னுடைய லட்சியத்திற்காக ஓடினாரே தவிர ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றால் பல லட்சங்கள் கிடைக்கும் என்று ஓடவில்லை பொண்ணை மதித்திருந்தால் இன்றைய இளைஞர்கள் பூமியை மறந்திருப்பார் அதுதான் உண்மை தன்னை மறந்ததனால் தாயகத்தை நினைத்திருக்கின்றனர் என்று கூட சொல்லலாம் ஐம்பத்தி நான்கு கோடி இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மாறாமல் இங்கு அரசியல் சிம்மாசனம் என்பது அணுவளவும் அசையாது என்பதுதான் உண்மை பறவைகள்ல கழுகு வகை எல்லாருக்கும் தெரியும் கழுகிற்கு நாற்பது வயது ஆனவுடன் அதனுடைய நகம் கனத்து போய்விடும் இது அறிவியல் பூர்வமான உண்மை கழுகிற்கு தன்னுடைய நாற்பதாவது வயதில் அதனால் எந்த ஒரு இறையும் கொத்தி திங்க முடியாது அதனோடு அது தன் உயிரை மாய்த்து கொள்ளும் ஆனால் ஒரு சில கழுகுகள் மிக பெரிய பாறையினுடைய உச்சிக்கு சென்று அந்த நகத்தை பாறையில் முட்டி முட்டி உடைத்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நாட்கள் காத்திருந்த பிறகு புது நகம் வளர்ந்தவுடன் தனக்கு தேவையான இறையை நாற்பது வயதிலும் நாட்டிலும் கழுகுகளை தேடிக்கொள்ளும் பொழுது பதினெட்டு வயதில் தொடங்குகின்ற இளைய சமுதாயத்தினுடைய சிந்தனை நாளைய இந்தியாவினுடைய முன் அறிவிப்பாளர்களாகவோ மூதறிஞர்களாகவோ அரசியல்வாதிகளாகவோ போராட்டக்காரர்களாகவும் அறிவு பசியோடும் கேள்விகளோடும் தலைத்திருப்பவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் எந்த ஒரு நாடு இளைய சமுதாயத்தினுடைய சிந்தனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள தவறுகின்றதோ அந்த நாடு வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் எட்டி பிடிக்கவும் முடியாது தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செல்லவும் முடியாது என்பதுதான் உண்மை மாற்றம் தருவது போராட்டம் என்று சொன்னால் சமுதாயத்துடைய மாற்றத்தை தருவது இன்றைய இளைஞர்கள் தான் கண்டிப்பாக இன்று இளைஞர்கள் லட்சியங்களை நோக்கித்தான் அவங்களுடைய சிந்தனை முழுக்க இருக்கின்றது என்பதுதான் மெய்யான கருத்து நாளைய உலகம் இளைய சமுதாயத்தினுடைய கையில்தான் என்று பெருமையாக சொல்லி விடியலை நோக்கிய பயணத்தில்